எவ்வளவோ அவமானப்பட்டேன் எனக்கு கத்துக் கொடுத்தது ஒரே ஒரு பாடம் தான் நமக்கு இடையூறா இருக்கிறவங்க யாரு எப்படி என்னங்கிற விவரம் எல்லாம் நமக்கு தேவை ஆனா ஒரு வெறி இருக்கு நம்மளை எதிர்த்து போராடுறவங்களை உயிரோட விட நான் உங்களை உயிரோட விடுறேன் பட முடியாத விஷயம்னா எது கேரக்டர்ஸ் உங்களோட பண்பு உங்களோட அறம் உண்மையிலேயே இதெல்லாம் நம்ம தொலைச்சிட்டோம் உண்மையிலேயே வாழ்க்கைன்றது உங்களோட கேரக்டர் எவ்வளோ எக்ஸலண்டா உங்களால வடிவமைக்க முடியுமோ அதை வடிவமைச்சிட்டு வாழ்க்கைய அந்த கேரக்டரை கொண்டு அந்த அறத்தை கொண்டு அந்த பண்பை கொண்டு வாழறதுதான் வாழ்க்கை ஏன்னா இந்த அறத்தையும் பண்பையும் உங்ககிட்ட இருந்து யாருமே திருட முடியாது education. Education is not the amount of information that is put in the human brain. It must have man-making, character-making, and life-building assimilation of ideas. அறிவுன்றது வந்து தப்பு ஹார்ட்ன்றது ரைட்டு அப்படின்ற மாதிரி மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயம் நம்ம மக்கள் கிட்ட உருவாயிடுச்சு பட் அது அப்படி கிடையாது நிறைய வாட்டி நம்மளோட ஹார்ட் நம்மள வந்து ஆப்பு வைக்கும் சொந்த செலவுல சூன்யம் வைக்கும் நம்மளோட அறியாத வயசுல நமக்கு தெரிஞ்ச சில பதிவுகளை வச்சு எடுத்த உடனே ஆசை ஆசைன்னு சொல்லிட்டு ஆசை பின்னாடி ஓடுமே தவிர இந்த ஆசை எனக்கு பொருத்தமான ஆசை தானா இல்ல பொருத்தம் இல்லாத ஆசை இல்லையான்னு சொல்லிட்டு அறிவை வச்சு பகுத்தறிஞ்சு பார்க்காது அறிவுன்றதே எது கெட்டது எது நல்லது எதுன்னு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன ஒருத்தனை ஒருத்தன் ஒரு விஷயம் பண்றானா அவன் சுத்தமா நல்லா இல்லைன்னு வைங்களேன் பரவாயில்லடா பண்ணு பண்ணு என்னைக்காவது நடக்கும்னு அவனை தட்டி கொடுத்துட்டு கடந்து போயிடும் ஆனா அவனை வந்து அவனை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவன் ஏன்டா இதை பண்றோங்கிற ஒரு விஷயத்த அவனை கொண்டு வந்து அவனை பார்த்து பண்றவனுங்களையும் பண்ண விடாம ஐயோ வேணாம் பண்ணா நம்மள அந்த மாதிரி இது பண்ணிடுவாங்கன்னு ஒரு விஷயத்த இது பண்ணி ஒரு நெகட்டிவிட்டி மட்டுமே சார்ந்து இருக்கிற இது மாறணும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தனும் தனித்தனியா முடிவெடுத்து இதை மாத்தினாலே வெறும் பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும்தான் பேசுவோம் பார்ப்போங்கிற ஒரு இடம் கொண்டு வந்துட்டா எல்லாமே அடுத்தவன் கிட்ட இருக்க ஆயிரம் ரூபாயை விட உன் கிட்ட இருக்க ஒரு ரூபாய் தான் உனக்கு நம்பிக்கையை தரும் பேசும் வார்த்தைகள் இலவசம்தான் ஆனா அதனால் வரும் இன்பமும் துன்பமும் அளவிட முடியாதவை என்பது உங்களுக்கு தெரியுமா சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை திட்டமிட்ட வட்டமோ திகட்டாத இன்பமோ எழுந்து வா முயன்று போ வெற்றி கொடி கட்டு இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன் கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி தெரிந்து சிரிப்பவன் அடிகன் தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி <laughs> நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன் நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன் ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பில் சிரிப்பவன் சுமாரே சும்மா நொய்யே நொய்யின்ட்டு யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம உழைப்பு நம்ம வெற்றி இன்னொன்று சொல்லவா ஒரு ஒரு விஷயம் லைஃப்ல நீங்க வந்து நீங்க நினைச்சது நடக்கல கீழே விழுந்துட்டீங்கன்னு வச்சீங்களேன் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க ஏன்னா கீழே விழற தருணங்கள்ல தான் நம்ம சுத்தி இருக்கிற மனுஷங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு நமக்கு தெரியும் விழறது எல்லாமே ஒன்னா நீங்க முன்ன விட வேகமா எந்திரிக்கிறதுக்கு இல்லைன்னா உங்க சுத்தி இருக்கிறவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதனால் ஒவ்வொரு வீழ்ச்சியும் என்ஜாய் பண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து உங்களுடைய வெற்றியை கொண்டாடுற மாதிரி தோல்வியும் கொண்டாடுங்க நீங்கள் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருங்களேன் தோல்விக்கே ஒரு நாள் வந்து கடுப்பாயிரும் எவ்வளோ தோத்தாலும் அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறாங்க இனிமேல் இவனை விட்டு போயிடுவோம் அடுத்த அடுத்த டார்கெட் நோக்கி அது போயிடும் நாம ஜெயிச்சிடலாம் டயர்டே ஆகக்கூடாது அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேற வேற வழியே இல்லை இவன் ஜெயிச்சா மட்டும்தான் அமைதியாவான் போல இருக்குன்ட்டு சுற்றி இருக்கிற சூழலை நம்மளை ஜெயிக்க வச்சிருவோம் நமக்கு பிரச்சனை என்னன்னா நம்ம என்ன நம்ம நம்ம எடுக்கிற முடிவில் நம்ம குழம்பிடுறோம் நான் இன்னைக்கு எதெல்லாம் பேசணும்னு நினைச்சேன் முடிவில் தெளிவாக இருக்கும் தீர்க்கமாக இருக்கும் சாமி வந்துரு சாமி குந்துரு சாமி ஏ சாமி வந்துரு சாமி இந்துரு சாமி வந்துரு சாமி ஏ அம்மு அம்மு அம்முன்னு சொல்ல இல்ல சொல்லுங்கிற சாமி ஏ சாமி ஆ. ஏ சாமி ஆ. வந்துரு சாமி இந்துரு சாமி வந்துரு சாமி ஏ சாமி அது அது பொசிஷன் ஆட்டுங்க ஏ சாமி டிக்கே மட்டும் ஆடுங்க சார் வந்துரு சாமி